நித்தியதையாயுமை ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவர் நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் மீண்டும் மண்ணுக்கு திரும்புவேன் இடையில இந்த சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாம் எல்லாம் காற்றினால் அசைகிற காத்தாடி போல காற்று நின்று எல்லாம் மாறி போகும் இதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு கத்தரை ஆராதிக்கிறதுல நீங்க வந்து தடங்களா இருக்க விக்கிரமையான ஒளியானவர் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருக்கிறவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருகிறவர் நீரேழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற நிலைப்படுத்தும்படி என்னை முன்குறிச்சது நீங்கப்பா உலக தோற்றத்துக்கு முன்பே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியில அசைவாடி கொண்டிருக்கும் பொழுதே நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பேர் சொல்லி அழைத்தீர் ஆண்டவரன் நன்றி மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை Gracias. Aadiya. அறிந்து நமக்கு தருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது எத்தனை நல்ல தேவன் பார்த்தீங்களா உள்ளங்கையிலே வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னை அழகு பார்க்கிற தேவன் தீபா கரவியான் துருவி உறவுகள் எல்லாரும் விட்டு போகலாம் உறவுகள் எல்லாரும் மறந்து போகலாம் அந்நித்தியமான இந்த உலகத்துல ஒரு இலக்குமே இல்லாம நம்ம பிரயாசப்பட்டு ஓடிட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம ஓடுறதுக்கு ஒரு இலக்கு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க வானாதி வானங்களில இருக்கிற என் தேவனோட நான் இருக்க போகிறேன் பரிசுத்த பருவதத்தில் அவரோடு நான் இருக்க போகிறேன் கோடான கோடி தூதர்களோடு சேராபிங்களோடு கேருபோடு ஆண்டவரை நானுமை ஆராதிப்பேன் சேனைகளின் கத்த பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த வானமும் பூமியும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது உன்னதங்களிலே ஓசானா என்று கர்த்தாவே நான் உண்மை ஆராதிக்க போகிறேன் ஆண்டவர் சில அந்த நாட்களுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்பா இங்க நான் ரிவிஷன் எடுத்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரை இங்க நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரை இங்க நான் ரிகர்சல் பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரை நான் சரியா என்னுடைய சமூகத்திலே வந்து சேர என்னை நடத்தும் ஆண்டவரை ஹலோ கத்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய சுகம் கத்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய மேன்மை கத்தரை ஆராதிப்பது எல்லா கவலைகளையும் மறக்க செய்து ஆண்டவரோடு நம்ம இணைக்கிற ஒரு உன்னத அனுபவம் உங்களை விட்டு கொடுத்து அப்படியே ஆராதிங்க உங்களுக்கு கத்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்தரித்து யாரும் வேடிக்கை பார்க்காதீங்க தயவு செய்து நீ கிருவியா தரமா நல்லவர் வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமை ஆசரிப்பேன் விசுவாசிக்கிற மாட்டவரை எங்க வழிகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிற மாட்டவரை நீர் ஆளுதே செய்யும் ஐயா நீர் ஆளுதே செய்யும் மாட்டவரை ஆளுதே செய்யும் மாட்டவரை தொடர்ந்து எங்களை நடத்தும் உடைய வார்த்தைகளின் பிரவாகம் எங்களுக்குள்ளே ஊன்ற கட்டப்பட நாங்கள் செபிக்கிறோம் உடைய வார்த்தையின் மதிமை எங்களை தேற்ற காயப்படுத்தி காயம் கட்ட சீல் பிதுக்க செப்பனிட உடைக்க நுறுக்க மிதிக்க வணைக்க உங்களை தருகிறோம் சுத்த பொண்ணாய் மாத்திரம் மாத்துங்கப்பா சுத்த வெளியாய் மாத்திரம் மாத்துங்கப்பா எங்களை தருகிறோம் தேவரின் தொடர்ந்து உடைய கிருபையின் பிரசனத்தை எங்களை நடத்துவீராக இயேசுவின் மூலம் பிதாவே